வணக்கம் இப்போ நாம் குரூடாயில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் டென் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டி ரேஞ்ச் இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு மார்னிங் மார்க்கெட் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பையிங் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட்லேயே வந்து போச்சு ஸோ பட் ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் வந்து மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக சேஞ்ச் ஆகலை அப்படி நமக்கு மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டு கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டுருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இறங்குறது என்ன இடத்துல என்ட்ரி எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே வந்து நமக்கு ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி வந்து கொடுக்கும் ஸோ அப்படி தான் இப்போ நமக்கு ஒரு செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா கிடச்சிருக்கு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா செல் காலுன்றது நம்ம எப்படி கண்டுபிடிச்சிடலாம்னா ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து என்ன பாயிண்டில் வைக்கலாம் என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்னென்னு கால்ஸ் வந்துடும் அடுத்து அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கேண்டில்னுடைய கலர் கேண்டில் கலர் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணியிருக்கோம் பையிங் ட்ரெண்ட்னா க்ரீன் கலர் கேண்டில்ஸ் அப்படியே வந்துட்டு போகிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம் அதே செல்லிங் ட்ரெண்ட் இருக்கையில் கேண்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் இருக்கும் ஸோ நம்ம வந்து ஜஸ்ட்டு இந்த சார்ட்டை பார்த்தோன்னாலே ஓப்பன் பண்ணி பார்த்தாலே நமக்கு வந்து தெரிஞ்சிடணும் ட்ரெண்ட் என்ன இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்குது ஓகே இப்போ வந்து செல்லிங் ட்ரெண்டில் இருக்குது இது என்ன பாயிண்ட்டில் செல் பண்ணால் நல்லாயிருக்கும்னு அதுவே ஒரு சஜஷன் தரும் ஃபைவ் ஜீரோ ஃபார்ட்டி செவனில் இன்றைக்கி நீங்கள் செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு ஃபஸ்ட் டாரட் என்ன எதிர்பார்க்கலான்னா ஃபைவ் ஜீரோ தேர்ட்டி ஃபோர்னு சொல்லி வந்திருக்கு கீழே இருக்க லைன் செகண்ட் டாரட் மேலே இருக்க லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஸோ நமக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக மார்க்கெட் டவுன் சைடில் இறங்கும்போது செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரேட் ஆயிருக்கு எவ்ரிடே டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை வந்து இந்த சார்ட்டில் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ இது இன்றைக்கின்னு இல்லை நாம் லாஸ்ட் இயர் எண்டுலேருந்தே பார்த்திங்க அப்படின்னா க்ரூட் ஆயிலுக்கும் சரி even bank Nifty silver and natural gas இந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த சார்ட்டில் என்ன மாதிரிலாம் கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகுது ஜெனரேட் ஆகிற கால்லாம் எப்படி வந்து மூமெண்ட்ஸ் தருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது செக் பண்ணி பார்க்கணுனாலும் சேனல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா என்எஸ்சி கமாடி ட்ரேடர் அதில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான சார்ட் தான் ஸோ இது யார் வேணாலும் இந்த சார்ட் பார்த்து ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம் செல்லிங் ட்ரெண்ட்னா கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் வந்துடும் வந்துட்டு என்ன பாயிண்டில் செல் பண்ணலான்னு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்துடும் கீழே ரெண்டு ரெட் கலர் லைன் வருதுல இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பையிங் ட்ரெண்டுக்கும் வரும் ஸோ நம்ம நெக்ஸ்ட் கால் வந்து இப்போ ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ரெண்டே ட்ரெண்ட் தான் ஒன்று பை பண்ண போகிறோம் இல்லாட்டினா செல் பண்ண போகிறோம் ஸோ இப்போ இருக்க ட்ரெண்ட் செல்லிங் ட்ரெண்ட்னா நெக்ஸ்ட் ட்ரெண்ட் பையிங் ட்ரெண்ட் தான் ஸோ அடுத்த ட்ரெண்ட் பையிங் ட்ரெண்ட் வரையில் அதுவும் உங்களுக்கு நாங்கள் ஷோ பண்ணுறோம் இப்போதைக்கு நம்ம வந்து இந்த செல்லிங் ட்ரெண்ட் வந்திருக்கு இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றதையும் நம்ம வந்து வெயிட் பண்ணியும் பார்த்துடலாம் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் லைவ் மார்க்கெட்டில் லைவ் மார்க்கெட்டில் கால் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது கால் வந்தோன்னே கேண்டில்ஸ்னுடைய மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத அதை பார்க்கும்போது நீங்களே ஒரு ஐடியா இருக்கும் அதை வச்சு நீங்களே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்து வரலாம் இந்த சார்ட்டில் என்ன மாதிரிலாம் கால்ஸ் வந்துட்டு இந்த சார்ட் வந்து ரொம்ப சிம்பிளான சார்ட் தான் யார் வேணாலும் இந்த சார்ட்டை பார்த்தோன்னே இப்போ ட்ரெண்ட் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு ட்ரைனிங் வந்து பண்ணிக்கிற மாதிரி தான் டிசைன் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரீடமாக உங்களுக்கு தேவைன்றப்ப நீங்கள் பார்த்து ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் இந்த சார்ட்னுடைய டீட்டெயில் எதுவும் வேணும் இந்த சார்ட்டை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இன்றைக்கி ஆகஸ்ட் டென்த் இப்போதைக்கு நமக்கு ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் வந்திருக்க செல் கால் வந்து இதுதான் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது இது போய் ஃபஸ்ட் ஆர்ட்டாக பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை இந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் மெயினாக நாங்கள் வந்து டுவெல் பிஎம் சூஸ் பண்ணதுக்கு ரீசன் கேட்டிங்க அப்படின்னா இந்த டுவெல் பிஎம்க்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மூமெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும் மூமெண்ட் வந்து ஜென்ரலாகவே எவ்ரிடே மூமெண்ட் பார்க்கும்போது டுவெல் ஓ கிளாக் அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும் பட் இன்றைக்கி வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்தே மூமெண்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது க்ரூடாக இல்லை பட் ஜென்ரலாக எவ்ரிடே நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா க்ரூடாயில் க்ரூடாயில்னு இல்லை கமாடிட்டியே பார்த்திங்க அப்படின்னா ஒரு டுவல் ஓ கிளாக் அப்புறம் தான் மூவ்மெண்ட் வந்து நல்லாயிருக்கும் இந்த ஒன் தேர்ட்டிக்கு யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்புறம் ஈவினிங்லலாம் ஃபைவ் ஓ கிளாக் அப்புறம் பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது ஸோ இந்த மாதிரி markets new new markets open ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா ஃபாரின் மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆகும்போது வால்யூம்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா க்ரூட் மூவ்மெண்ட்லாம் மூமெண்ட்லாம் வந்து நல்ல ஒரு ஃப்ளோ இருக்கும் நல்ல வாலட்டைல் இருக்கும் அந்த டயத்தில் இன்னமும் கூட நல்லாவே வந்து ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் ஸோ இப்போதைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம கிடச்சிருக்க இந்த செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி செவன் ஆகுது நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி ஒரு டுவெல் தேர்ட்டி மினிட்ஸ் வந்து ஆகுது நமக்கு செல் கால் வந்தது பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜீரோ ஃபார்ட்டி செவனில் வந்தது இப்போ ஃபைவ் ஜீரோ தேர்ட்டி ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்குது ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆகி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டென் மினிட்ஸில் ஆக்சுவலி ஃபஸ்ட் டார்கெட் கிட்ட ரேஞ்ச் கிட்ட வந்துருச்சு பட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் எடுத்துட்டு தான் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆகி மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் ஆயிருக்கு இப்போ நாம் ப்ரீவியஸ் காலும் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் இப்போ இது ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு இப்போ ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா பை கால் தான் ஸோ பைக்கால் வந்து எப்போ ஜெனரேட் ஆச்சு அது எப்படி மூவ் பண்ணுச்சு அப்படின்றதையும் பார்க்கலாம் ஸோ இந்த கால் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி மார்னிங்லேயே வந்து ஜெனரேட் ஆயிருந்துச்சு பைக்கால் வந்து வந்துருந்துச்சு அது பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் ஓ கிளாக் அப்புறம் ஃபோர் நைன் நைன்ட்டி ஃபைவ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரேட் ஆயிருந்துச்சு நைன்ட்டி சிக்ஸில் ஸோ அது ஃபைவ் தௌசண்ட் எயிட்டு தான் வந்து டார்கெட் ஸோ அப்போலேருந்தே மூவ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு டுவெல் பிஎம் அப்போலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட்லாம் தாண்டிட்டு ஃபைவ் தௌசண்ட் தேர்ட்டி ரேஞ்செலாம் வந்து போச்சு அதுக்கப்புறமும் மார்க்கெட் கண்டினியூஸாக ஏறிக்கிட்டே இருந்ததில் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ்டி அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு டூ ஓ கிளாக் அப்புறம் தான் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் ஆச்சு அப்படி ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும்போது இறங்க ஆரம்பிக்கும் போது நமக்கு என்ன இடத்துல என்ட்ரி எடுத்தால் நல்லாயிருக்கும் எவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலான்ட்டு வந்துச்சு இப்போ நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டைம் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டி செவனில் வந்த செல் கால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி ரேஞ்ச் வரைக்கும் பிரேக் அவுட் ஆகிட்டு ஃபைவ் தௌசண்ட் செவன்டீன் அந்த மாதிரி ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி தான் டெய்லி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது இப்போ ஜென்ரேட் ஆன அந்த செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத வந்து கிளியர் கட்டாக பார்த்தோம் இந்த சார்ட்டோட டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ நெக்ஸ்ட் ட்ரெண்ட் என்ன இருக்குன்னு வா பையிங் ட்ரெண்ட் தான் ஸோ அந்த பையிங் ட்ரெண்டும் எப்படி வருதுன்ட்டு பார்த்துடலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபிஃப்டி நைன் ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா five thousand twenty seven twenty eight இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் போகுது நல்லா நமக்கு செகண்ட் டார்கெட் பிரேக் அவுட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்ச் வரைக்கும் ஸ்ட்ராங்காக இறங்குச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருந்திருக்கு ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்சில் அந்த சப்போர்ட் ரீசன்னால் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அது கீழே பிரேக் அவுட் பண்ணி ரொம்ப இறங்க முடியல அங்கேருந்து அப்படியே மார்க்கெட் ரெக்கவரி ஆகுது ரெக்கவரி ஆனதில் இப்போ நமக்கு ஃபோர் ஓ கிளாக் கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ பைக்கால் வந்திருக்குன்றது நமக்கு பார்த்தீங்கன்னா கேண்டிலே வந்து இன்டிமேட் பண்ணியிருக்கு க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் போகுது அதே மாதிரி இது என்ன ரேஞ்சில் வாங்கலாம்னா ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பை பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருக்கு first order thirty seven five thousand thirty seven second order பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டி வந்து ஷோ பண்ணுது இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம கிடச்சிருக்க அந்த பைக்காலும் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் செவன்டீன் ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஆக்சுவலி கால் ஜென்ரேட் ஆன ஃபஸ்ட்டு சிக்ஸ் மினிட்ஸ்லேயே நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட் கிட்ட வந்துருச்சு ஃபைவ் ஜீரோ தேர்ட்டி செவன் வரைக்கும் வந்துச்சு but five zero thirty seven point fifty six தான் ஃபஸ்ட்டாக ரிட்டன் ஷோ பண்ணுறனால தேர்ட்டி எயிட் வருதான்னு வெயிட் பண்ணி பார்த்தோம் thirty eight five zero three eight பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஃபோர் செவன்டீனுக்கு தான் வந்திருக்கு வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜீரோ ஃபார்ட்டிக்கு மேலே ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இப்படி தான் டெய்லி நமக்கு க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா கால்ஸ் வந்து மாற்றி மாற்றி ஜென்ரேட் பண்ணுது மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுது பட் நம்ம எப்பயுமே ப்ரிஃபர் பண்ணுற டைமிங் பார்த்தீங்கன்னா எப்பயும் கமாடிட்டி அப்படின்றது பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் பண்ணோம் அப்படின்னா மொமெண்டம் வந்து எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த டயத்தில் பண்ணும்போது நம்ம ஜென்ரலாகவே பண்ணிடலாம் இல்லை நம்ம ஃபுல் டே மார்க்கெட் வாட்ச் பண்ணுறவங்க அப்படின்னா எப்பயாச்சும் சடனாக மூவ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதுக்கப்புறம் கூட நம்ம என்ட்ரி வந்து மார்னிங்கில் கூட எடுக்க ஆரம்பிக்கலாம் இன்றைக்கெலாம் லெவன் ஓ கிளாக் நல்ல மூவ்மெண்ட் இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி மூவ்மெண்ட் வந்து ப்ரிகாஷனாக முன்னாடியே தெரிஞ்சுனாலும் பண்ணலாம் இல்லாட்டினா நம்ம எப்பவுமே ஸ்டாண்டர்டாக ஒரு டுவெல் பிஎம் இல்லாட்டினா ஈவினிங்கில் ஒரு ஃபைவ் பிஎம் அந்த மாதிரி வச்சுட்டு எப்பயும் ட்ரேடிங் பண்ணுறது அந்த டயத்துக்கு அப்புறம் ட்ரேட் பண்ணணும் பட் ஆனால் எப்பயுமே ட்ரேடிங் இந்த டயத்துக்கு அப்புறம் பண்ணாலும் ஃபுல் டே மார்க்கெட்டை நம்ம வாட்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நமக்கு வந்து நல்ல ஒரு வியூ வந்து கிடைக்கும் காலையில் இன்றைக்கி எப்படி நடந்துச்சுன்றதை தெரிஞ்சுட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு அப்புறம் பண்ணும்போது ஓகே இன்றைக்கி மார்னிங் மூமெண்ட் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்றத வச்சுட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த ஐடியா எதுக்குன்னா இப்போ நம்ம ஒரு பத்து பாயிண்ட் எதிர்பார்க்குற இடத்துல இருபது பாயிண்ட் கூட நம்மளால் வெயிட் பண்ண முடியும் ஏன்னா இன்றைக்கி மூவ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா அதுக்காண்டி தான் வேறு ஒன்றும் இல்லை ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் லைவ் மார்க்கெட்டில் நமக்கு இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கால்ஸ் மாற்றி மாற்றி ஜென்ரேட் ஆச்சு ஜென்ரேட் ஆன பைசல் கால்ஸ் ரெண்டையுமே வந்து பார்த்துருக்கோம் ஆகஸ்ட் டென்த் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ